ஹலோ காலையில் எழுந்தோன்னா நமக்கு டீயோ காஃபியோ வந்து குடிக்கணும் குடிக்கணும் குடித்தா தான் வந்து ஒரு தெம்பு வரும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் ம மசாலா மசாலாவுக்கு வந்து நான் வந்து ஒரு பொடி வச்சுருக்கேன் இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அதை வந்து லேஸாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே வந்து ஸ்பைசஸாக இருந்தால் கூட அது கொஞ்சம் போட்டு டீயில் குடித்தோன்னா அது வந்து நல்ல டேஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கூட கொடுக்கும் பட்டையில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது இந்த ப்ராங்கிட்டிஸ் ப்ராப்ளம் கோல்டெல்லாம் வர்றவங்களுக்கு கூட வந்து இந்த டீ ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது இது வந்து ஒரு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் டீ பொடி எடுத்திருக்கேன் என்ன டீ தூள்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து டீ லீவ்ஸ் இது ப்ளஸ் ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்காக வந்து ஸ்வீட் லீஃப் எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்டீவியா லீவ்ஸுன்னு லீவ்ஸுன்னு வந்து இது ஆன்லைனில் வாங்கினேன் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட வந்து நியூஸ்லலாம் வந்துச்சு அதை பார்த்து ஆன்லைனில் தேடினேன் எனக்கு அமேசானில் கிடச்சிது இது ஸ்டீவியா லீவ்ஸுன்னு சொல்லி இது பாருங்கள் ஸ்டீவியா ஸ்வீட் லீஃப் இது வந்து துளசி இது வந்து ஸ்வீட் துளசின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க இது வந்து இது balance blood sugar level maintains blood pressure reduces ஒபிசிட்டின்னு சொல்லி இந்த இது இந்த கண்டெய்னரில் வருது காட்டுறேன் இதுதான் அந்த லீவ்ஸு இது போட்டு நம்ம இன்றைக்கி டீ பண்ண போகிறோம் அதனால் நம்ம சுகர் போட போகிறதில்ல இந்த லீவ்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கொஞ்சம் தோராயமாக வந்து எடுத்துட்டோன்னா இது வந்து நல்லாவே ஸ்வீட் இருக்குது ப்ளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து சுகர் போட்டு குடிக்கணும் போல் இருக்கும் பட் சுகர் போட முடியாது அதுக்காக வந்து நம்ம சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸு சாக்கெட்ஸ் எல்லாம் வருது அது நம்ம போடுறோம் பட் அதுக்கு பதிலாக வந்து இது வந்து நம்ம இது மாதிரி லீஃப் யூஸ் பண்ணோன்னா இது துளசி லீவ்ஸ் தாங்க அதனால் வந்து நமக்கு கோல்டும் வராது அது வந்து நான் உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது இதில் போட்டிருக்க பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சுகர்னு போட்டிருக்கு அதனால் இந்த ஹேர்பல் ஹேர்பல் டீ இப்போ நம்ம பண்ண போகிறது இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாலில் வந்து டீத்தூள் அந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இலை எடுக்கிறேன் அதை நம்ம போட்டுடலாம் அதுவும் கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம இந்த இதில் வந்து நம்ம ஹர்ப் ஹர்பல் லீஃப் போட்டிருக்கோம் பிறகு மசாலா பொடி போட்டிருக்கோம் அதனால் இது கொச்சா தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் உங்களுக்கு இந்த லீஃப் நீங்கள் வாங்கணுன்னா வந்து ஏதாவது ஹார்ட்டிகல்ச்சர் சென்டர்ஸ்க்கு போனீங்கன்னா அங்கே நிச்சயமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஆன்லைனில் தான் வந்து நான் தேடினேன் ஆன்லைனில் தான் எனக்கு கிடைக்குது வேறு எந்த ஷாப்ஸில் கிடைக்குதுன்னு தெரியல பட் ஹார்ட்டிகல்ச்சர் சென்டர்ஸ்க்கு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்தியா மார்ட் அமேசான் அதிலலாம் வந்து இருக்குது நிறையா ப்ராடக்ட்ஸ் நிறையா கம்பெனிஸ் வருது இது வந்து இது நியூட்ரி ஆர்க்ன்ற ஒரு ப்ராடக்ட்டு இது மாதிரி வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல ஒரு ஹெல்த் ஹெல்த்தி ரெசிபி இது இப்போ நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல கலரும் அழகாக இருக்குது இப்போ நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் நல்லா அந்த டீயும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு நல்லா மசாலாவும் நல்லா இறங்கிருச்சு நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் நிறையா ஸ்வீட்னஸ் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் எனக்கு இது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வந்து எனக்கு போதும் இங்கே பாருங்கள் இப்போ ஹேர்பல் மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்களும் வந்து இது செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட போட்டுக்கலாம் இது முக்கியமாக வந்து அந்த ஹேர்பிள் போட்டதுனால வந்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்குது இது சுகர் ஃப்ரீ அதனால் உங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இது போட்டு குடிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லை இது இல்லாமல் அந்த மசாலா வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வறுத்துட்டு நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க Thanks for watching.